lady bugger. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறான் ஆரம்பிச்சிட வேண்டியதான் People, can we chill? Okay? நான் எதுக்கு இருக்கேன் பேசப்படாது Good morning. ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற ராஸ்கல் கங்கி மங்கி அடங்கோ ஐயோ lucu banget. Hai. ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் <laughs> Agora vem. Agora vem. அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாச்சில் வாங்கி போட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையே மடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல Stand up, man! லோல்டு பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ good morning officer she got air. Ah, that